சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை உங்க கிருபை